வெல்கம் டு ஐஎன்ஆர்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வீட்லேயே சிக்கன் ஷவர்மா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் பார்ப்போம் நான் அதுக்கு முந்நூறு கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன் அதனால் போன்லெஸ் சிக்கனை எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அதில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் காஷ்மீரி மிளகாய்த்தூள் அரை ஸ்பூனு கரம் மசாலா அரை ஸ்பூனு மிளகுத்தூள் அரை ஸ்பூனு இது எல்லாமே போட்டு நல்லா கலந்துக்கோங்க ஒரு லெமன் புழிஞ்சு வச்சுருக்கேன் அந்த ஒரு லெமன் ஜூஸ் அப்படியே கலந்துக்கோங்க கலந்து நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு குறைஞ்சது ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணும் அதிகபட்சம் நாலு மணி நேரம் வரைக்கும் நீங்கள் ஊற வைக்கலாம் இல்லை நீங்கள் பொறுமையாக பகலில் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் ஒரு எட்டு மணி நேரம் வரைக்கும் கூட ஊற வைக்கலாம் எந்த அளவு ஊறுதோ அந்தளவு டேஸ்ட் இருக்கும் பாருங்கள் இந்தளவு நல்லா கலந்துட்டு ஒரு இது போட்டு மூடி வச்சுருங்க அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் நம்ம சிக்கன் இதில் ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா நான் ஊற வச்சு ரெண்டு மணி நேரம் ஆச்சு அதை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு மூட வேண்டாம் மூடிங்கன்னா சிக்கன் சாஃப்ட் ஆகிடும் நீங்கள் நல்லா அப்படியே திறந்து வச்சு கலந்து கலந்து கலந்து விட்டு நல்லா வேக வச்சுருங்க அப்போ தான் உங்களுக்கு நெருப்பில் நல்லா சுத்த மாதிரி உங்களுக்கு தோணும் டேஸ்ட்டு வந்து இப்படி கலந்து கலந்து விட்டு வேக வச்சுக்கோங்க பத்து நிமிஷம் தான் ஆகும் ரொம்பலாம் ஆகாதான் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக ரோஸ்ட் ஆச்சுன்னா போதும் உங்களுக்கு கலர் பார்க்குறதுக்கே தெரியும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க இப்போ வாங்க நம்ம மற்றதெல்லாம் எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுல் கேபேஜ் எடுத்து வச்சுருக்கேன் ஆனியன் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன் சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கேரட் திருவி வச்சுருக்கேன் கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் போட்டு ஒரு பவுல் மயனஸ் எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து எக்லெஸ் மயனஸ் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் எக்கோட மயனஸ் வேணாலும் போட்டுக்கலாம் போட்டு உங்களுக்கு தேவையான அளவு அதாவது இந்த காய்கறிக்கு மட்டும்தான் ஏற்கனவே நம்ம சிக்கனில் வந்து உப்பு போட்டிருக்கோம் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்துக்கோங்க ஃபுல்லாக எல்லா காயிலையும் படுற மாதிரி நல்லா கலந்துக்கிட்டு நல்லா கலந்துக்கிட்டு நம்ம ஏற்கனவே பேனில் பண்ணி வச்சோம் இல்லையா நான் உங்களுக்கு ரெண்டு விதமாக காட்டுறேன் அதனால் நான் இதில் பாதி சேர்க்குறேன் போட்டு இதையும் நல்லா சேர்த்து இதோட கலந்துக்கோங்க பாருங்க நல்லா கலந்துக்கிட்டாச்சு இப்போது நான் உங்களுக்கு ரொட்டி போட்டு வச்சுருக்கேன் இதில் இதை எடுத்து அப்படியே வச்சிட வேண்டியதுதான் வச்சுட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலை தூவி அப்படியே உருட்டி வச்சிடலாம் அதே மாதிரி அடுத்ததை எடுத்து கொஞ்சமாக கொத்தமல்லி தரை இருக்குது ரெண்டு ரோல் இந்த மெத்தடில் செஞ்சு காமிச்சிருக்கேன் வேறு மெத்தடில் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் ரொட்டியில் ஒரு ஸ்பூன் மைனஸ் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு நீட் நீட்டாக நறுக்கின வெங்காயம் கொஞ்சோண்டு கேபேஜு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை அதுக்கு மேலே சிக்கன் பீசஸ் போட்டு கொஞ்சோண்டு டொமேட்டோ சாஸ் அதையும் போட்டு இதை அப்படியே வச்சு